நிகழ்வு மிகவும் பொதுவானது இது ஒரு வெளிப்பாடாக மாறிவிட்டது ஆனால் உங்கள் வாத்துகளை வரிசையாக பெறுவதற்கு பின்னால் உள்ள அறிவியல் என்ன ஆராய்ச்சியாளர்கள் பதிலை கண்டுபிடித்துள்ளனர் வாத்துகள் தங்கள் தாயின் அலைகளை உலாவுவதன் மூலம் ஆற்றலை சேமிக்கின்றன நீங்கள் எப்போதாவது ஒரு குளத்திற்கு சென்றிருந்தால் வாத்துக் குஞ்சுகள் தங்கள் பெற்றோருக்குப் பின்னால் நேர்த்தியான வரிசையில் நீந்துவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர்கள் ஏன் அந்த அமைப்பில் நீந்துகிறார்கள்? ஒருவரின் வாத்துகளை வரிசையாகப் பெறுவது என்பது ஒருவரின் கடமைகளையும் பொறுப்புகளையும் கவனித்துக்கொள்வது ஒருவரின் விவகாரங்களை ஒழுங்கமைப்பது என்பதாகும். ஒருவரின் வாத்துகளை வரிசையாக பெறுங்கள் மற்றும் ஒருவரின் வாத்துகளை ஒரு வரிசையில் வைத்திருங்கள் வெளிப்படையாக ஒரு வரிசையில் உள்ளன ஒருவரின் வாத்துகளை வரிசையாக பெறுங்கள் என்ற வார்த்தைக்கான மற்றொரு சாத்தியமான உத்வேகம் ஷூட்டிங் கேலரியின் பின் வாத்துகள் வரிசையாக இருக்கும் விதமாகும் மூன்றாவது சாத்தியம் உண்மையான வாத்துகள் மற்றும் வாத்துகள் தங்கள் தாய்களை பின்தொடரும் போது வரிசையாக நிற்கும் விதத்தில் இருந்து வருகிறது இந்த நேரத்தில் ஒரு வரிசையில் வாத்துகள் பற்றிய குறிப்புகளை முதன் முதலில் கண்டறிந்தனர் ஒரு தாய் வாத்து தன் குஞ்சுகளை கூட்டிலிருந்து தண்ணீருக்கு அழைத்துச் செல்வதை நினைத்து பாருங்கள் அது எந்த நேரத்திலும் பழமொழியை உருவாக்க வழிவகுத்த ஒரு படம் உங்கள் வாத்துகளை ஏன் வரிசையாக வைக்க வேண்டும் ஏன் வாத்துகள் நீங்கள் அவற்றை வரிசையாக பெறும்போது அனைத்தையும் ஒரே ஒரு தோட்டாவால் சுடுகிறீர்களா நாடு முழுவதும் உள்ள ஆறுகள் மற்றும் குளங்களில் வாத்து குஞ்சுகள் தாயின் பின்னால் வரிசையாக துடுப்பெடுத்தாடும் காட்சி பொதுவானது ஆனால் அவர்கள் ஏன் அந்த அமைப்பில் நீந்துகிறார்கள் ஸ்டாட்லைட் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள் காரணம் கண்டுபிடித்ததாக நம்புகிறார்கள் இது கடல்வழி கப்பல் போக்குவரத்துக்கும் பயன்படுத்தப்படலாம் ஜர்னல் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரையில் கடற்படை கட்டிடக்கலை வல்லுநர்கள் வாத்துகள் அலை சவாரி மற்றும் அலை கடந்து செல்வதால் பயனடைகின்றன என்று முடிவு செய்தனர் ஒரு கணித மற்றும் எண் மாதிரியை பயன்படுத்தி ஒரு வாத்து அதன் தாய்க்கு பின்னால் ஒரு இனிப்பு புள்ளியில் நீந்தும் போது ஒரு அழிவு அலை குறுக்கீடு நிகழ்வு ஏற்படுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் இது வாத்து குட்டியின் அலை இழுவை நேர்மறையாக மாற்றுகிறது அதாவது குட்டி பறவை உண்மையில் அலையால் முன்னோக்கி தள்ளப்படுகிறது சுவாரஸ்யமாக இந்த அலை சவாரி பலன் வரி உருவாக்கத்தில் மீதமுள்ள வாத்துகளுக்கு அனுப்பப்படுகிறது. டைனமிக் சமநிலை மூன்றாவது வாத்து குட்டியிலிருந்து தொடங்கி, தனிநபர்களின் அலை இழுப்பு படிப்படியாக பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது மேலும் ஒரு நுட்பமான டைனமிக் சமநிலை அடையப்படுகிறது. அந்த சமநிலையின் கீழ் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் அலை பாசராகச் செயல்படுகிறார். எந்த ஆற்றல் இழப்பும் இல்லாமல் அலைகளின் ஆற்றலை அதன் பின்தொடரும் துணைக்கு அனுப்புகிறார் அலை சவாரி மற்றும் அலை கடந்து செல்வது நீர்ப்பறவைகளால் நீச்சல் உருவாவதற்கான முக்கிய காரணங்களாக இருக்கலாம் நீர்ப்பறவைகளின் உருவாக்கம் இயக்கம் தனிநபர்களின் ஆற்றல் செலவினங்களை ஏன் பாதுகாக்க முடியும் என்பதற்கான காரணங்களை இந்த ஆய்வு முதலில் வெளிப்படுத்துகிறது எண்கள் கணக்கீடுகள் உருவாக்கம் நீச்சல் வழிமுறைகள் பற்றிய புதிய நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. இந்த கோட்பாடுகள் நவீன சரக்கு கப்பல்களை வடிவமைக்க பயன்படுத்தப்படலாம். ஏகா ஒரு தண்ணீர் ரயில். கூடுதல் எரிபொருள் செலவு இல்லாமல் அதிக சரக்குகளை கொண்டு செல்ல. வாத்துகள் ஏன் வரிசையாக நீந்துகின்றன வாத்துகள் எப்போதாவது வரிசையாக நீந்துவதை பார்த்திருக்க வேண்டும். பெரிய வாத்து முன்னணியில் நீந்துகிறது பின்னர் எல்லா குழந்தைகளும் பின்தொடர்கின்றன ஆனால் அவர்கள் இதை ஏன் செய்கிறார்கள் இந்த கேள்வி நீண்ட காலமாக விஞ்ஞானிகளிடையே விவாதமாக உள்ளது இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள் வாத்துகள் வரிசையாக நீந்துவதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்க வேண்டும் பெரிய வாத்து முன்னணியில் நீந்துகிறது பின்னர் எல்லா குழந்தைகளும் பின்தொடர்கின்றன ஆனால் அவர்கள் இதை ஏன் செய்கிறார்கள் இந்த கேள்வி நீண்ட காலமாக விஞ்ஞானிகளிடையே விவாதமாக உள்ளது இதற்கு விடை காண விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்துள்ளனர் வாத்துகள் ஏன் இப்படி செய்கின்றன என்பது ஆராய்ச்சியில் தெளிவாக தெரிகிறது இதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளுங்கள் பி எஸ் டிஸ்கவரி டிஸ்கவரி இணையதளத்தின்படி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஜர்னலில் வெளியிடப்பட்ட ஆராய்ச்சியின்படி, தாய் வாத்துகளின் வரிசையில் முன் நீந்துகிறது. இதற்குப் பிறகு அவரது குழந்தைகள் பின்னால் நீந்துவதைக் காணலாம். அவள் குழந்தைகளின் ஆற்றலை சேமிக்கவும், குறைவாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இதை செய்கிறாள். பி. எஸ். கண்டுபிடிப்பு டிஸ்கவரி இணையதளத்தின்படி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஜர்னலில் வெளியிடப்பட்ட ஆராய்ச்சியின்படி, தாய் வாத்துகளின் வரிசையில் முன் நீந்துகிறது. இதற்குப் பிறகு அவரது குழந்தைகள் பின்னால் நீந்துவதைக் காணலாம். அவள் குழந்தைகளின் ஆற்றலை சேமிக்கவும், குறைவாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இதை செய்கிறாள். பி. எஸ். கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியின்படி, தண்ணீரில் நீந்துவதற்கு அதை வெட்டும்போது முன்னோக்கி நகர்த்த வேண்டும் அவ்வாறு செய்யும்போது அதிக துடுப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே அதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது தாய் வாத்து முன்னோக்கி நகரும் போது பின்னால் நீந்திய அதன் குழந்தைகள் அரிப்புக்கு தயாராக வேண்டியதில்லை முதல் வாத்து உருவாக்கும் அலை உடனே பின்தொடரும் வாத்துகளுக்குத்தான் பலன் கிடைக்கும் பி எஸ் நேரம் ஆராய்ச்சியின்படி தண்ணீரில் நீந்துவதற்கு அதை வெட்டும்போது முன்னோக்கி நகர்த்த வேண்டும் அவ்வாறு செய்யும்போது அதிக துடுப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே அதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது தாய் வாத்து முன்னோக்கி நகரும் போது பின்னால் நீந்திய அதன் குழந்தைகள் அரிப்புக்கு தயாராக வேண்டியதில்லை முதல் வாத்து உருவாக்கும் அலை வாத்துக்கான நீர் ஆதரவு அலைக்கு நன்மை பயக்கும்